ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நீங்களும் இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி காரு வாசல் வீடியோ எல்லாமே வாங்கணுமா வேற ஒண்ணுமே இல்லைங்க நான் இந்த மாதிரி வீடியோ போடுவது என்னோட கார் வெளியே நிற்கிது நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணணும் வேற ஒண்ணுமே இல்லை பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க வணக்கம் மக்களே my first inspiring YouTubers sound ஆறுனு சவுண்டு வேற ஹலோ சும்மா சவுண்ட் ஆச்சுண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம்ண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம்ண்ணே ஓ ப்ளீஸ் ஒரு அஞ்சு நிமிஷம்ண்ணே வணக்க மகளே my first inspiring Tamil YouTubers இந்த நாய் வேற வெறுப்பு பேத்தி இருக்கு ஜாக்கி ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ் வெறும் அஞ்சு நிமிஷம் அஞ்சே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் வணக்க மகளே my first inspiring of Tamil YouTubers மா இப்போ ரோஜா சீரியல் பார்த்தே ஆகணுமா ஒரு அஞ்சு நிமிஷமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணு two hours later first inspiring of Tamil sorry for the break ஆனா இது புதுசா இருக்குண்ணே வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்கு நான் உங்கள் டிஜே டுடே நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ வந்து பார்க்க போறோம்னா inspiring of the Tamil YouTubers அப்படின்னா பெரிசா இன்ஸ்பைரிங் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க inspiring of the Tamil YouTuber அது ஒண்ணு இல்ல கீழே போட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து முதல் முதல்ல என்னை வந்து இன்ஸ்பைரிங் பண்ண ஒரு பர்சன் அப்புறம் வந்து என்னை மோட்டிவேஷன் பண்ண ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ஜி அண்ணா மதன் கௌரி அண்ணா தான் ஓகே நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க நம் எம்ஜி அண்ணா மாதிரி பின்னாடி வால்பேப்பர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்லாம் ஒட்டி வீடியோலாம் பண்ணியிருக்கேன் நான் கடன் கௌரி அவ்வளோ கேஜி ஸ்கோட் இந்த வீடியோ பார்க்குற இந்த நேரத்தில் இந்த டைமில் இந்த ஒரு ராகு காலத்தில் இந்த ஒரு ராத்திரியில் ஒரு நிமிஷம் எம்ஜி அண்ணா யாரு சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூடியூபர் எனக்கு ஒரு கூட கிடையாது தமிழ் யூடியூபர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எம்ஜி அண்ணா ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பாக்குற இந்த எம்ஜி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மில்லியன் சப்ஸ்கிரைபர் நோக்கி போய் போயிட்டு இருந்தாலும் தன்னை ஒரு யூ பிகினர் யூடியூபராக தன்னை நினைத்து கொண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தேழு வீடியோ வந்து போட்டுட்ருக்காரு இது வரைக்குமே அவர் அவரை வந்து அவர் ஒரு பிகினர் யூடியூபராக தான் அவர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறாரு அந்த மனசு தான் சார் கடவுள் ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஜெலன்ஸ்கியோட உக்ரைனை பற்றியும் புட்டினை விட ரஷ் ரஷ்யாவை பற்றியும் அதிகமாக பேசின ஒரே ஜீவன் நம்ம எம்ஜி அண்ணா மட்டும்தான் பிரிங்க் ஆஃப் சர்வைவல் உக்ரைன் வந்து உழைக்கிறதோட எட்ஜில் நின்றுட்டு இருக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒருத்தி பொண்டாட்டிங்கிறா இன்னொரு மினி வெப் நடத்திருக்காரு அந்த மனசு தான் சார் கடவுள் அதான் கடவுள் அந்த மனசு தான் சார் கடவுள் ரெண்டாவது வந்து என்னை வந்து இன்ஸ்பைரிங் என்னை மட்டும் இல்லை ஒரு ஒரு டூ கே கிட்ஸை வந்து அடக்கி ஆள்ற ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் பர்சன் ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன் வந்து யாருன்னா நான் இப்படி சொன்னால் நல்லா இருக்காது அவரை நான் இப்படி சொல்லக்கூடாது இருங்க வரேன் நீங்கள் வந்து ரோட்டில் போகும்போது எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் லைட் எரிஞ்சால் வந்து ஆஃப் பண்ணணும் அப்புறம் வந்து யாருன்னா குடிச்சிட்டு ஓட்டினா போய் அவங்கள போய் கண்டிக்கணும் இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணணும் இது வந்து இந்த இது வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் நம்ம ஆயிருக்கோம்னா நம்ம டிடிஎஃப் அண்ணனை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் பாட ரெடியா சீக்கிரம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் டிடிஎஃப் அண்ணனும் கிரிஞ்சி குழந்தைங்களும் நல்லா இருக்கல இது <laughs> உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா உள்ள போனாவே ஃபுல்லாவே டிடிஎஃப் ஒன்னா இன்ஸ்பைரிங் ஹியூமனிட்டி ஹியூமனிட்டி ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம் மக்களே குடிச்சாதான் சாப்பாடு பிடிக்கும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் குடிக்கணும் சொன்னா நான் செத்துடுவேன் எந்த அளவுக்கு முக்கியம்னா இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் நான் வண்டியை வந்து எடுக்க போகிறேன் வண்டியை வந்து ஓட்டு போகிறேன் ஏய் பிஜிஎம் போகிறா ஏய் அந்த பிஜிஎம் இல்லடா அந்த பிஜிஎம் என்னாச்சு என்னாச்சு என்னது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா பின்னாடி பின்னாடி உட்காருங்க பின்னாடி உட்காருங்க ஆ வாங்க வாங்க வாங்க வாங்க என்னாச்சு அப்படியா வாங்க வாங்க பின்னாடி பின்னாடி உட்காருங்க வாங்க பெட்ரோல் இல்லை பின்னாடி உட்காருங்க வாங்க தம்பி ஸ்லோவாக போக மாட்டியா பத்தில் தான் போனியா அஞ்சில் போட தள்ளிட்டு போட வண்டியை ஸ்லோவாக போட பின்னாடி ஜெட்டிலாம் வந்து ஓட்டையாக இருக்கு ஜெட்டி இல்லையா ஒரு நிமிஷம் இருங்க இதாங்க ஏன் ஜெட்டி வச்சுக்கோங்க லா லலா லலா லலா லலா லலா லலா லலா டிடிஎஃப் என்றால் ஹியூமனிட்டி ஹியூமனிட்டி என்றால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்றால் லா லலா லலா எனக்கு கேட்குறீங்க மாதிரி what is your aim in life TTF அந்த மாதிரி ஆகணும் இருக்க மாட்டேடா சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன் மரியாதையா ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கோம் பட் இது வெறும் ஒரு ஃபன்னுக்காக ஒரு காமெடிக்காக மட்டும்தான் தவிர்த்து வேறு எதுக்காகவும் கிடையாது போமா இலை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ வரையணும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து திட்டணும் ஏதாச்சும் சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து தாராளமாக வந்து கழுவி ஊற்றுங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச யூடியூபர் வந்து உங்களை இன்ஸ்பைரிங் பண்ண யூடியூபர்ஸ் யாரா இருந்தால் அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு யூடியூபர் வந்து நாங்கள் பார்த்து இன்ஸ்பைரிங் ஆகணும்னா அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அதை செஞ்சு பண்ணிவிடுங்களேன் பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்களேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் இன்னும் நம்ம இன்னும் நல்லா வீடியோஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய நிறைய கண்டென்ட்டுங்களை வந்து நான் தேடுவேன் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு இது நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணிவிடுங்க அச்சீவ் பண்ணுங்கடா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செருப்பால் அடிங்க விளக்கமாத்தால் அடிங்க அதுங்க எங்கேயா போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்குறேன் லால லால லால லால <laughs>